ஸ்தானகா மீன்ஸ் இஸ் ஸ்டாண்டிங் விஷ்ணு ஸ்தானக சமபாத ஏன்னா அர்த்த வியத்தியஸ்த பாத திஸ் இஸ் ஆனால் இதில் வந்து வியத்தியஸ்த பாதத்தில் வியத்தியஸ்தான்னா சமம் இல்லை அப்படின்றதாக அதுலேயும் கூட இது வந்து சவ்ய வியத்தியஸ்த பாத ஆனால் ஆனால் அப்போ இடப்பக்கம் இது வாம வாம வியத்தியஸ்த பாத இப்போ இதே ரைட் இருந்ததுன்னா சவ்ய வியத்தியஸ்த பாத அப்படின்னு அதை எடுத்துக்கணும் இந்த சைடு இப்படி இருக்கு ரைட் சைடு இருந்தா இந்த சைடு இந்த சைடு ரைட் இப்படி கிருஷ்ணர் போல இருந்தா ஸ்வஸ்திகப்பா எப்படி இப்படி இருந்தா ஸ்வஸ்திகப்பா இது இப்படி இருந்தா சவ்யா ஸ்வஸ்திகப்பாதா இப்படி இருந்ததுன்னா வாம ஸ்வஸ்திகப்பா பாதா சவ்யானா ரைட் வாமம்னா லெஃப்ட் ஆமா ஸோ இது அது திரிபங்கா தானே சார் திரிபங்கா வேறயா திரிபங்கான்றது இப்படி மூணு ஃபோல்ட் திரிபங்கா இது திரிபங்கா இது ஒரிஜினலா சொல்லணும் அங்க மாத்திரம் பங்கா இருக்குது ஏகபங்கத்திலே இது சமபங்க